வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஆர்பிஎல் பேங்க்கில் ட்ரேடிங் வந்து பண்ணோம் இந்த ட்ரேடிங் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ட்ரேடிங் நல்லாவே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மார்க்கெட் பார்த்தீங்க அதாவது மார்க்கெட்டுன்னு ஓவராலாக ஜென்ரலாகவே எடுத்திங்கனாலே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் டவுன் சைட் ட்ரெண்டில் தான் வந்து ஃபுல்லாக போச்சு ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் சைடில் மேலே ரைசிங்லேயே இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் இதில் ட்ரெண்டு சேஞ்ச் ஓவர் ஆர்பிஎல் பேங்க்கில் இன்றைக்கி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆர்பிஎல் பேங்க்னுடைய ட்ரெண்டு வந்து சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் அதில் பார்க்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் லெவல்ஸும் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம் இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் ஆர்பிஎல் பேங்க் இன்றைக்கி நாங்கள் ஆர்பிஎல் பேங்க்கில் ட்ரேடிங் பண்ணோம் ட்ரேடிங் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இடத்துல என்ட்ரி கிடச்சிச்சு ஸோ அந்த என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸும் வந்து கிடச்சிச்சு ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஒரு ரைசிங்கில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேஸ்லலாம் வந்து நல்லா ஏறிட்டு வந்துச்சு ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு ரைசிங்கில் ஏறிட்டு இருந்தது நேற்று வந்து கொஞ்சம் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎல் பேங்க்குன்னு இல்லை ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எது எடுத்தாலும் சரி ஓப்பனிங்கில் ஒரு கேப் அப்பாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஹண்ட்ரட் பாயிண்ட் மேலே அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் வந்து வர ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் லுக்கில் நல்லாவே வந்து தெரிஞ்சு நிஃப்டி எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஓவரால் இண்டெக்ஸ் எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டில் வருது அப்படிங்கிற ஒரு ஃபேவரபுளாக ஃபண்டமெண்டலாகவும் சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி நாங்கள் என்ட்ரி எடுக்கிறதுக்கு எங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து பயன்படுத்திக்கிட்டோம் எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து க்ரீன் கலரில் பையிங் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருந்தது கரெக்டாக ஒரு மிட் ஆஃப் த டே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஓவர் ஆச்சு அந்த செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து என்ட்ரி எடுத்தோம் மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் அப்படியே புல் டவுன் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த கீழே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து எங்களுடைய ட்ரெண்டு படியும் செல்லிங் ட்ரெண்டாக வந்து மாறுச்சு ஸோ பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆனோன்னே நாங்கள் என்ட்ரி வந்து எடுத்தோம் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் உடனே ஒன்றும் டவுன் சைடு வரல ஸோ நாங்கள் வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்சு கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ட்ரேடிங் வந்து பண்ணோம் ஃப்யூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணோம் ஸோ இந்த ஒரு லாட் வச்சு நாங்கள் இன்றைக்கி பொஷன் வந்து எடுத்திருந்தோம் செல் பண்ணியிருந்தோம் ஸோ செல் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு டூ பாயிண்ட்ஸ் மேலே வந்தோன்னே நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம் சரி அதுக்கப்புறம் கவர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் போயிட்டு மேலே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுனால ஓகே த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் வரையிலே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் வரையிலே வந்துட்டு ப்ராஃபிட்ஸ் வந்து கட் பண்ணிட்டு ஸோ ஒன் டுவெண்ட்டி ரேஞ்சுக்கிட்டேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம் but market end of the டேயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து டவுன்ஃபால் ஆச்சு ஸோ அந்த டவுன்ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இறங்குச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இதனுடைய டவுன்ஃபால் வந்து கண்டினியூ ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க் இன்றைக்கி கீழே வந்து இறங்குச்சு ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் எங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட்ஸ் வரும்போதே நாங்கள் இன்றைக்கி கவர் பண்ணி புக் பண்ணிட்டோம் இன்னும் வெயிட் பண்ணியிருந்தால் இன்னமும் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை இந்த என்ட்ரி எப்படி எடுக்கிறது இதனுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் செலக்ட் பண்ணிக்கோங்க டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதனுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி